ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மூணாரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் கார்டனில் இருக்கோம் இந்த ஃப்ளவர் கார்டன் கம்ப்ளீட்டாகவே கேரளா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்கு இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த Munnar flower garden Munnar rose garden அப்படின்னு அழைக்கப்படுது ரோசஸோட வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனாலேயே ரோஸ் கார்டன் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக அழைக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டான சீசன் டைமில் நம்ம போனோம் அப்படின்னா ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வகையான பூக்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது கரெக்டான சீசன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மந்த்லேருந்து மே மந்த் வரையும் நாங்கள் போயிருந்தது ஆஃப் சீசன் அதாவது ஜூன் மந்த் அப்படின்றதுனால பூக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்தது உங்களுக்கு பூக்களும் இயற்கையும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஃப்ளவர் கார்டன் சீ இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் அடி உயரம் வரையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நினச்சி பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ எவ்வளோ அழகாக இருக்கணும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மூணா சிட்டிலேருந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃப்ளவர் கார்டன் அமைஞ்சிருக்கு இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிஎஸ்எல்ஆர் கேமரா கொண்டு போனோம் அப்படின்னா தனியாக ஐநூறுரூபா என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும் கார்டனுக்குள்ளவே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க இன்ஸ்டன்ட் பிரிண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் காப்பியை மொபைலில் கொடுத்து ஒரு ஃபோட்டோக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அண்ட் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த கார்டனோட total area almost two acres அப்படின்னு சொல்லப்படுது இங்கே ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது பூக்களும் செடிகளும் வெறும் காட்சிக்கு மட்டும் வைக்காமல் சில செடிகளும் அதோடைய விதைகளும் இங்கே விற்பனையும் செய்யப்பட்டு வருது செடிகளையும் விதைகளையும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் சில மூலிகை செடிகளும் அதனுடைய பயன்பாடுகளும் நம்ம கேட்டோம் அப்படின்னா விளக்கமாக சொல்லப்படுது இந்த கார்டனை விட்டு வெளியே வரும்போது இயற்கையான காற்றும் பூக்களோட வாசமும் மனசை லேசாக்கி அமைதி தரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்